வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் என்னோட பேர் நம்பிக்கை கண்ணன் இந்த சேனலில் வார வாரம் கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும் நிச்சயமாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள் இன்றைக்கி நாம் எதை பற்றிங்க பேச போகிறோம் நாம் எல்லாருமே பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை ஃபாலோ பண்ணுறோம் நமக்கு என்ன வேண்டுமோ அதை பிரபஞ்சம் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு வீடு வேணும் இல்லை கார் வேணும் நல்ல குடும்ப வாழ்க்கை வேணும் நல்ல கணவர் வேணும் நல்ல மனைவி வேணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கோரிக்கைகள் இருக்குது பிரபஞ்சம் கிட்ட கேட்குறோம் பிரபஞ்சம் பல்வேறு வகையில் நமக்கு ஆலோசனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அந்த ஆலோசனைகளை செயல்படுத்தினா நம்மளோட குறிக்கோளை நாம் அடைய முடியும் அது நமக்குள்ள திடீர்னு வர ஒரு எண்ணமாக இருக்கலாம் இல்லைன்னா வேறு ஒரு ஒரு மூலமாக வரும் கருத்தாக இருக்கலாம் எப்படியாவது பிரபஞ்சம் ஆலோசனைகளை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு சரியாக நம்ம செயல்படுத்தினா நாம் கேட்டது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் நிறைய பேர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க நம்ம ஒன்று கேட்குறோங்க பிரபஞ்சம் நம்மக்கிட்ட ஒன்று சொல்லுது ஆனால் நம்ம அதை கேட்க தவறிட்டோன்னா என்ன ஆகும் திரும்ப நமக்கு பிரபஞ்சம் சொல்லுமா சொல்லாதா நம்மளுடைய ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவில் நான் பதில் சொல்ல போகிறேன் எனவே இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள்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 நிறைய பேர்கிட்ட பேசணும் மக்களுக்கு பயனுள்ள கருத்துக்களை நம்ம சொல்லணும் மக்கள் மத்தியில் ஒரு மரியாதை கிடைக்கணும் அங்கீகாரம் கிடைக்கணும் செல்வாக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஆசை சின்ன வயசுலேருந்தே இருந்துகிட்டு இருக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி யூடியூப்பில் நான் பேச ஆரம்பித்தேன் அரசியல் பேச ஆரம்பித்தேன் மக்களுக்கு பிடிச்சிருந்தது நல்ல வரவேற்பு இருந்தது நிறைய பேர் கமெண்ட் பதிவு பண்ணுவாங்க சில பேர் நான் சொல்கிற கருத்துக்கு ஆதரவாக கமெண்ட் போடுவாங்க சில பேர் எதிராக கமெண்ட் போடுவாங்க இப்படி நிறைய கமெண்ட்டுகள் வருங்க அதில் ஒரே ஒரு கமெண்ட்டு வித்தியாசமான கமெண்ட்டு அந்த மாதிரி கமெண்ட்டை யாருமே பண்ணல அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா உங்களோட குரல் நல்லா இருக்குங்க நீங்கள் நல்லா பேசுகிறீங்க ஆனால் நீங்கள் அரசியல் ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க மக்களுக்கு ஏன் ஒரு வெறுப்பு உணர்வை உருவாக்குறீங்க ஏன் எல்லாரையும் தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களோட குரலை பயன்படுத்தி நீங்கள் நல்லது செய்யலாங்க மக்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தலாம் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொன்னார் அந்த கமெண்ட்டை நான் படித்தேன் எனக்கு வந்து அந்த கமெண்ட்டில் உடன்பாடு இல்லை அந்த நேரத்தில் நான் அவருக்கு உடனே பதில் சொன்னேன் அரசியலில் எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குங்க அதனால தான் நான் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கேன் வேறு எந்த டாப்பிக்லேயுமே எனக்கு பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஓடிடுச்சு ஃபுல்லாக அரசியல் தான் பேசிகிட்டு இருக்கேன் அரசியல்வாதிகளை கடுமையாக விமர்சனம் பண்ணுறேன் ஒரு நாள் திடீர்னு ஒரு எண்ணம் எனக்குள்ளே தோன்றியது என்ன சொல்லுச்சுன்னா அந்த எண்ணம் நாம் தொடர்ந்து மற்றவங்களை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்கோம் அரசியல்வாதிகளை கடுமையாக விமர்சனம் பண்ணுறோம் அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே குறை கண்டுபிடிச்சி கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதனால் நமக்குள்ளே ஒரு வெறுப்புணர்வு எப்பயுமே இருக்குது நமக்குள்ளே ஒரு கோபம் எப்பயுமே இருக்குது பதற்றம் பொறாமை இப்படி தேவையில்லாத உணர்வுகள் நமக்குள்ளே அதிகமாகிட்டே இருக்குது நம்ம வாழ்க்கை இது பாதிச்சுக்கிட்டு இருக்கு இது சரியான பாதை இல்லை நாம் வந்து பாதையை மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் திடீர்னு வந்துருச்சு ஏற்கனவே ஒரு வருஷம் முன்னாடி ஒருத்தர் கமெண்ட் சொன்னார் அதை நான் ஏற்றுக்கல அப்படியே போயிட்டேன் ஆனால் இந்த எண்ணம் இருக்குல்ல இதை எதிர்த்து என்னால் பேச முடியல என்னால் மறுக்க முடியல நான் அப்படியே ஆடி போயிட்டேன் அப்படியே உக்காந்துட்டேன் நாம் தப்பு பண்ணிட்டோம் இது சரியான பாதை இல்லை அப்படின்றதை நானே உணர்ந்தேன் அதுக்கப்புறம் அரசியல் வீடியோக்கள் பண்ணுறதையே நான் நிறுத்திட்டேங்க நல்ல கருத்துக்கள் மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கேன் மக்கள் மனசில் நம்பிக்கை அப்படின்ற ஒரு விதையை நான் புதைச்சிக்கிட்டு இருக்கேன் அவங்க வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதற்கு ஒரு உதவியாக இருக்குங்க சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னு சொன்னல நிறைய பேர்கிட்ட பேசணும் நம்முடைய கருத்துக்கள் நிறைய பேருக்கு சென்றடையணும் நம்மளை வந்து பாராட்டணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சு நான் வந்து யூடியூப்பில் பேச ஆரம்பித்தேன் அரசியல் பேச ஆரம்பித்தேன் இதுதான் பாதை அப்படின்னு போயிட்டு இருந்தேன் ஆனால் பிரபஞ்சம் என்கிட்ட சொன்னது வேற இது சரியான பாதை இல்லை அப்படின்னு தெரியப்படுத்திருக்கு முதல் முறை நான் தவறிட்டேன் ரெண்டாவது முறை அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நல்ல கருத்துக்களையே பேசிக்கிட்டு இருக்கேன் என்னோடய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது என்னோடய ஆசையும் நிறைவேறுச்சு எனவே பிரபஞ்சத்தோட குரலை ஒரு முறை நீங்கள் தவறிட்டாலும் கவலைப்படாதீங்க தொடர்ந்து நீங்கள் பிரபஞ்ச ஈர்ப்பு விதையை பயன்படுத்திக்கிட்டே இருங்க உங்கள் குறிக்கோளை வந்து உங்களோட மனதிற்கு கொண்டு செல்லுங்கள் உங்களோட ஆள் மனதிற்கு கொண்டு சென்று கொண்டே இருங்கள் கண்டிப்பாக பிரபஞ்சத்தின் குரல் உங்களுக்கு மீண்டும் கேட்கும் உங்கள் குறிக்கோளை கண்டிப்பாக உங்களால் அடைய முடியுங்க என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம் பிரபஞ்சத்தின் குரல் எனக்கு நன்றாக கேட்கின்றது பிரபஞ்சத்தின் குரல் எனக்கு நன்றாக கேட்கின்றது அப்படின்ற கருத்தை பதிவு பண்ணுங்கள் இந்த கருத்து உங்களோட மனதிற்கு செல்லட்டும் இந்த கருத்து உங்களோட ஆள் மனதிற்கு செல்லட்டும் பிரபஞ்சத்தின் குரல் உங்களுக்கு தெல்ல தெளிவாக கேட்கட்டும் போன வாரம் மகிழ்ச்சியை தரும் மன்னிப்பு தியானம் அப்படின்ற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்க நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டவர்கள் கமெண்ட் பதிவு பண்ணியிருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிங்க ரொம்ப நன்றி வணக்கம்